அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் இது வரைக்கும் வந்து தமிழ் படங்கள் பார்த்துருக்கோம் ஹிந்தி படங்கள் பார்த்துருக்கோம் பெங்காலி படங்கள் பார்த்துருக்கோம் குஜராத்தி படங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் ஈரானியன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபீல்டை தொடவே இல்லை தெலுங்கு படத்தை பேசவே இல்லை தெலுங்கு பக்கமே போகலை அது ஏன் அப்படின்னா அவங்க படம் பூராமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் கற்பனை இல்லை அதுதான் உண்மை அப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறனால அந்த பக்கமே போகாமல் தவிர்த்துட்டோம் தவிர்த்துட்டேன் ஏன்னா அவங்க தான் இந்த ட்ரெயினை ஒத்தகைன்னு பாட்டுவாங்க இந்த மாதிரி பெருங் பெருங் காமெடிகள்லாம் நடக்கும் சில கமர்ஷியல் படங்கள் நல்லா டான்ஸ் இருக்கும் ஸோ நம்ம அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஆக போகுது சில படங்கள் இருக்குது அந்த படத்தை பற்றி பேசணுன்னாலும் ஒன்றும் வாய்ப்பு பெருசாக இருக்காது அதுவுமே பக்கா கமர்ஷியலாக சும்மா அடித்து பிடிச்சி சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போய் காப்பாற்றிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க வாழ்க்கை பூராவிங்க இந்த மாதிரி வரிசையில் நான் பார்த்து ஆஹா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்த படம் இது தெலுங்கு தானா இல்லை தெரில தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு சினிமா பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய மோகம் அவன் கையில் ஒரு கேமரா கிடச்சதும் அவனை என்னவா மாற்றக்கூடும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய கேமராக்களையும் ஒரு லென்ஸுகளையும் ஃபிலிம் ரோல்களையும் தூக்கிட்டு தெரிஞ்ச காலம்லாம் போயிடுச்சு இப்போ ஃபோன்லேயே எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு தெலுங்கு பசங்க ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக களை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நல்லா நல்லா தான் இருந்துச்சு ஓகே நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு இதை பற்றி நான் ஜாக்கிட்ட பேசினேன் தலைவரே என்ன தலைவர் இப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாய் என்ன பாய் பயங்கரம் ஸ்லோ மோஷனை போட்டு அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்படின்னாரு ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நல்லா இருந்துச்சு ஸோ ஸோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே தெலுங்கு மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது அவங்களுக்கு இந்த சும்மா சீன் படம் மாதிரி ஒரு நாலஞ்சு சீனு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் சாங் வச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில் அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப துண்டாக என்னுடைய கவனத்தை வந்து ஈர்த்துச்சுனே நான் சொல்லலாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நான் ஜாக்கி இந்த மாதிரி பல நண்பர்கள் ஜாக்கியோட சேர்ந்த மனோஜ் அப்புறம் மோகன் மணி நடேஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது இந்த பட்டாளம்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது பெருசாக படங்கள் எடுத்தோமான்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிறையா படம் எடுத்திருப்பாங்க ஆனால் காலேஜ் முடித்ததுக்கு பிற்பாடு ஜாக்கியோட சேர்ந்து நான் மொதல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்சஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஷோ டைம்னு ஒரு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ எல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் லோ பட்ஜெட் கிடையாது நோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஸோ எங்களுடைய ஃபிலிம்ஸ் அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக்ஸிமம் வந்து நோ பட்ஜெட் ஃபிலிமாக தான் இருக்கும் நோ பட்ஜெட்டே இல்லாத ஃபிலிமாக தான் இருக்கும் கேமரா மட்டும் இருக்கும் கையில் தூக்கிட்டு நாங்கள் பாட்டு அப்படியே போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி தான் பல பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஃபீச்சர் ஃபிலிமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ ஒன் என்ன இருக்குது கேமரா இருக்குது ரைட் ஓகே ஒன் என்ன இருக்குது சிஸ்டர் இருக்குது எடிட்டர் இருக்கேன் ஒன் என்ன இருக்குது கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் நாலஞ்சு script okay director ready actor ஏ நீ நடிப்பியா வா நீ இப்படியே வந்து பல பல ஃபியூச்சர் ஃபிலிமே அப்படி தான் போயிட்டுருக்கு எடுத்துடுறாங்க அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ரொடக்ஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு மறுபடியும் பேக் டு சினிமா வந்தி இந்த படத்தை வந்து நான் ரொம்ப ரசித்தது பல விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே நான் ரசித்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இது கமர்ஷியல் ஃபிலிம் தான் கமர்ஷியல் ஃபிலிம் தான் கமர்ஷியல் ஃபிலிம் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு அட் த சேம் டைம் இந்த படத்தை பார்க்க சொன்ன என்னுடைய தம்பி படத்தை பார்த்துட்டு என்னுடைய தம்பினா சொந்த தம்பி இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி பார்த்துட்டு பா இந்த படத்தை பாருங்க பாய் பயங்கரமாக எதுவும் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்யா பார்த்தேன் பயங்கரமாக இல்லை பயங்கரமோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட பேசுவோம் அடுத்து அவன்கிட்ட பேசுவோம் ஸோ அவனுடைய அண்ணன் அதாவது என் ஃப்ரெண்டு அந்த மண்டேலா படத்துக்கு நான் ரிவ்யூ போட்டேன்ல அவன் பார்த்தியாடா கமர்ஷியல் படம் ஒரு செ செலிப்ரிட்டியுடைய அந்த ஈர்ப்பு மக்களுக்கு போய் எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னா எனக்கு வந்து இது அப்படி தோணலை ஒரு செலிப்ரிட்டியை செலிப்ரிட்டியோட ஈர்ப்பாக இந்த படம் எனக்கு தோணலை ஆனால் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் அதாவது ரிப்போர்ட்டர் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருமே ஒரு சேனலுக்கு சொந்தக்காரங்க ஒரு வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் சொல்கிறேன் ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் சேனலோ இல்லை ஏதோ ஒரு கமர்ஷியல் சேனலோ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் தானே அந்த மாதிரி இப்போ இப்போ இருக்க சூழலில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிபிரிட்டியாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அதாவது டிக்டாக் அது வந்ததாகட்டும் எல்லாமே ஷேர் சேட்டு எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி அது லூஸ்தனமாக இருந்தாலும் சரி கிறுக்குத்தனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு லட்சியத்தோடு இது எல்லாத்துலேயும் வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் அது பாருங்க ஆனால் அவனுடைய சிந்தனை நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் ஏதோ ஒரு படத்தை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் இதை வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது எல்லா சூழலையும் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து டெலகிராமில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு விட்ருக்கோம் ஸோ அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் லிங்க் உள்ளே கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய படங்களுக்கு அதில் வந்து படங்களை லிங்க் போட்டுருவோம் நீங்கள் தேடி அலைய வேண்டியது கிடையாது டேரெக்டாக டோரண்ட்டில் இருந்தனாலும் லிங்க் எடுத்து போட்டு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் இந்த சென்ஸ் உங்கள் அறிவை வளர்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதில் என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ தம்பிகிட்ட பேசுவோம் அருமையா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேனே சிறப்பியா சிறப்பியா என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணன் என்ன பண்றான் அவன் வந்து பயங்கர வேலை வந்துகிட்டு இருக்கானே இன்னைக்கு என்னன்னு தெரியலையே அப்படியா சமையல் வேலையெல்லாம் சுத்தபத்த வேலையெல்லாம் இல்ல தல இது அவங்க கம்பெனி வேலை கம்பெனியா அவங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க அதான் ஆமா ஆமா ஆமா அவங்க அவங்களுடைய சிஓ ரிசைன் e பண்ணிட்டான் ஜூன்ல மாறுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க கம்பெனியே லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தூக்கி நிறுத்திடுவாங்க அவங்க என்ன எஃப்எம்சிஜி தானே அதெல்லாம் வந்துடுவாங்க அதெல்லாம் வந்துடுவாங்க ஒன்றும் குலம் இப்போ என்னன்னா அந்த சின்ன சினிமா பந்தியா படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன்யா சினிமா பண்டிகா ஆமா என்ன என்ன என்ன நினைக்கிற நீ அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிற எதுக்கு நீ பார்க்க சொன்ன எதுக்கு பார்க்க சொன்னேன் அப்படின்னா ரொம்ப இயல்பா இருந்தது படம் சரி சிறப்பு பாட்டு இதெல்லாம் வந்து இப்ப நம்ம படம் பார்ப்போம் பாட்டு வரும் எதுக்கு வருதுன்னே தெரியாதுல சில டைம்ஸ் ஆமா இப்ப மத்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் ஏற்கனவே ஃபேமஸ் ஆன இண்டிபெண்டன்ட் சாங் வந்து அப்படியே சைடுல ஆமா ஆல்பம் சுத்திக்கு உள்ள போட்டு அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு ரொம்ப ஒரு பிளெயினா செட்டலா இருந்தது சரி சரி சரி வந்து கிராமத்து வாழ்க்கை உண்மைக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி கிராமம் நான் போய் பாத்திருக்கேன் ஆமாமா நானும் பாத்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன் அதனால அந்த மக்களோட பிஹேவியர் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பண்ணா ஆனா அவ்வளோ கிறுக்கா இருந்தாலும் அவங்க கடைசியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாரு அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அதுதானே மனிதனோட இயல்பு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் போராடணும் போது என்னடா இதெல்லாம் நமக்கு தேவையாடா நமக்கு எல்லாம் நம்ம அந்த விடாமுயற்சியை பார்க்கும்போது அவனே பண்றான் அவன் எதுக்கு பண்றான்ற ஒரு கான்செப்ட் வந்துருவாங்க கன்சிஸ்டன்சி அது வந்து மாத்திடும் யாரையா இருந்தாலும் மாத்திடும் அது சரி அது சரி இந்த நானும் தான் ரிவ்யூ ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன் மூணாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பயம் பார்க்க <laughs> மாட்டேங்கிறேன் <laughs> ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறாங்க நம்மள அது சரி அது சரி அது சரி நீங்க ஒரு ஒரு நம்ம வந்து வித்தியாசமா நீங்க பண்றீங்கல்ல அந்த இது வந்து யாரும் பண்ணல இல்ல அது சரி அது வந்து ஒரு காலகட்டத்துல இந்த சினிமா பண்டி மாதிரி கூட வரலாம் வேற எல்லா படமும் எல்லா மொழி படமும் போச்சுறாவே அப்படின்னு பாப்பாங்க சம்டைம்ஸ் சரி அவங்க அப்படியே மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா மாறும்போது மாறட்டும் அத பத்தி நம்ம கவலைப்பட கிடையாது இப்போ இந்த சினிமா பந்திங்கிறது தெலுங்கு படமா கன்னட படமா தெலுங்கு தானே நல்ல வேலை நல்ல வேலை நான் வேற என்னமோ பேசி வச்சேன் சரி நல்ல வேலை தெலுங்கு கரெக்டா நான் பேசியிருக்கேன் சரி படம் தான் அதுல வந்து ரெண்டு அதுல ஒரு சாக்ல சொல்லியிருப்பாங்க இவ வந்து பாரி அந்த பொண்ணு கேமரா தொலைச்ச பொண்ணு வந்து அவன் பொண்ணோட இதெல்லாம் அப்பப்ப காட்டுவாங்க ஆமா ஆமா ஆமா பிட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு அது அவங்க அவன் சொல்லுவான் எவ்வளவு தண்ணி கொட்டுது போடுறா அப்படிமா அந்த பம்ப்ல ஆடிக்கிட்டு இருக்கு அப்ப அவங்க அதாவது அவனே சொல்லுவான் அதுல நம்ம அவங்க எல்லாம் ஏன்டா இப்ப வந்து கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கைய அவங்க வாழ ட்ரை பண்றாங்க அவங்க வாழ அது வந்து சரியான <laughs> உண்மைதானயா அது உண்மைதானே ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு படத்துல அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசிச்சது இந்த படத்துல ஒரு இடத்துல டிராலி ஷாட் எடுப்பாங்க மாட்டு வண்டி மாட்டு வண்டியில அது ஏதோ ஒரு வண்டி அதை வச்சு தள்ளு நான் கண்டது என்ஜாய் பண்ணிட்டு ஆஹா ஆஹா நம்மள மாதிரியே இருக்கா ஐயா இப்ப பாரு அப்ப வந்து இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்து இந்த இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா அதான் அதான் அது நீ மனசளவுல ஒரு நான் படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசளவு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம எப்படி வேணா எடுக்கலாம் அதைத்தான் அவங்க சொல்றாங்க உனக்கு இப்ப முன்னாடி எல்லாம் கேமராங்கிறது இப்ப என்னோட விஷயமே இருக்குங்களேன் எனக்கு எனக்கு வந்து பொருங்க இது என்னோட என்னோட இதுல வந்து யூகேஜி படிக்கும்போது ஒரு பத்து ரூபா போட்டோ என்னால வாங்க முடியல அது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஆறா தரும்பா இருக்கு அந்த பத்து ரூபா போட்டோ என்னால வாங்க முடியலன்னு சொல்லி அப்புறம் எங்க எங்க மிஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க இங்க நான் வச்சு என்ன பண்ண போறேன் இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்டான போட்டோ பத்து ரூபா போட்டோ அது சரி அது சரி ஆனா இப்ப போன்ல வந்து நம்ம எவ்வளவு போட்டோ எடுக்கிறோம் ஆமா அது திருப்பி கூட பாக்கிறது கிடையாது இப்ப ஆனா அதுதான் சொல்றேன் இப்ப நம்மகிட்ட போன்லயே ஒரு அளவுக்கு நல்ல கிளாரிட்டியான போன்லாம் இருக்கு ஓகே வரையும் எடுக்கலாம் ஆமா ஆமா ஆமா போனை வச்சு கூட நம்ம படம் எடுக்கலாம் படம் எடுத்து போடலாம் அப்படிங்கும்போது போது எல்லாரும் சினிமால சினிமா உருவாக்கலாங்கிறாங்க ஆமாம்மா அதாவது ஃபிலிம் மேக்கிங்கிற கான்செப்ட் வந்து தேட்டருக்கு வந்தாதான் அப்படிங்கிறது இல்லை இல்லை இப்போ இப்போ நீ இந்த ரிவ்யூ பார்க்கும்போது நான் என்ன பேசியிருக்கேன்றது உனக்கு தெரியும் ஏன்னா நான் இதை சொன்னதே நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு நான் விரும்பலை நான் இப்போ நீ சொல்ல வந்த பாயிண்ட் தான் நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் உனக்கு காலே பண்ணேன் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம் ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிப்போர்ட்டராகவும் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆமாம் அதான் அதான் அதான் ஒன்றும் இல்லை ரிவ்யூ வந்து இப்போ ரிவ்யூவே எடுத்துங்களேன் ரிவ்யூ எப்படி வந்தது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படா படம் இருந்தது கேட்பாங்க பசங்களே கேட்பாங்க ஸ்கூலுக்குள்ள ஆமா ஆமா ஆமா ஏ படத்துக்கு போயிட்டு வந்தேன்டா அப்படின்னா ஏ எப்படா கதை அப்படிங்க நம்ம தான் அன்னைக்கு ரிவ்யூவர் ஆமா ஆமா அப்படி ஒரு பத்து பேர் கேட்பான் அது வந்து பரவாயில்ல நானும் போறேன் இந்த தடவை ஆமா நம்ம இன்னும் நாலஞ்சு பிட்ட சேர்த்து போடுவோம் ஆமா கதையை உருவாக்குறது அங்க இது நம்மள நம்மள அறியாம நம்ம அந்தந்த வேலை சினிமாக்கான வேலைகள் நம்ம மக்கள் எல்லாருமே அந்த நம்மள அறியாம பண்ணிட்டு தான் இருக்கோம் அது நான் சினிமாக்கான வேலைன்னு நான் நினைக்கல சங்கரு இது வந்து ஆர்ட் நமக்குள்ள எல்லார்கிட்டயுமே இருக்கு correct correct the artist inside you will be not will be suddenly dies when you enter school அதாவது காரணம் என்னன்னா நீ இதை பண்ண ஏன் பண்றேன்னு தான் அடிப்பான் முதல்ல பண்ற படிக்கிறத விட்டு என்ன அதுவும் ஒரு படிப்புன்றத உணரணும் அது வந்து லேட்டா உணர முடியும் ஆனா அது எங்க உடையுது அப்படின்னா காலேஜ்ல உடையுது காலேஜ்லயும் எங்கயா உடைக்க விடுறாங்க இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் காலேஜ் இருக்கு ஏன் காலேஜ் எடுத்துக்கீங்களே நம்ம ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தான் அந்த கிளப் இருக்கு போய் சேருங்கடா அப்படிம்பாங்க ஆமா ஆமா ஏதாவது ஒரு கிளப் வச்சுக்கிட்டு தெரியுவாங்க சினிமா அந்த கிளப் இந்த இல்லை அத நான் நூத்துக்கு நூறு உண்மைன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் அதை வந்து அனுபவிச்சவேன் அமெரிக்கன் காலேஜ்ல நீ சொல்ற எல்லா விஷயமும் இருந்துச்சு அதெல்லாம் தான் என்ன இங்க வரையும் கூட்டு வந்திருக்குன்னே நான் சொல்லுவேன் தாராளமா சொல்லுவேன் ஸோ அதனால நீ சொல்ல உண்மைதான் தேடலை வந்து ஒரு அந்த காலேஜ் லெவல்ல தான் நமக்கு பூர்த்தி ஆகுது சில காலேஜுகள் தானே சங்கர் எல்லா காலேஜ்லயும் இருக்காதே அது கரெக்ட் அதுவும் கரெக்ட் அதான் சொல்ல வந்தேன் அடுத்து சொல்ல வந்தது இப்ப நம்ம ஊர்ல ஒரு காலேஜ் இருக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் தான் காலையில எந்த எந்த காலேஜ் காலேஜ் பேரை சொல்லு களி ஊத்துவோம் பார்வதிஸ் பார்வதி பார்வதிஸ்னு ஒரு ஒரு இது ஆர்ட்ஸ் என்ன ஏதோ பால்வாடி பெருமை வச்சிருக்காங்க பார்வதி <laughs> அது வந்து அந்த காலேஜ்ல பசங்க சொல்லுவாங்க காலேஜ் காலேஜே இல்லையா அதே மாதிரி ஸ்கூல் தான் ஒன்பது மணிக்கு போகணும் ஒன்றரை மணி நாலு மணி வரை இருக்கணும் அப்படிம்பாங்க சட்டை வந்து ஃபார்மல்ஸ் போட்டு போனோம் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ரூல்ஸ்களை போட்டுக்கிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ஸ்ட்ரிக்ட் ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா எந்த காலேஜ் விவேகானந்தர் <laughs> காலேஜா வந்து காவி யூனிஃபார்ம் பாவம் பாவமா இருக்குல்ல இதெல்லாம் அதாவது காலேஜுங்கிறது வந்து நம்ம அறிவை வந்து நம்ம அறிவு வளர்த்துக்கிறதுன்னு இல்ல நமக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் காலேஜ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சும்மா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சா நமக்குள்ள இது இருக்குன்றதே காலேஜ் போய் தெரியுது ஆமாயா ஆமாயா ஆனா இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்காலாம் ஹை வாங்க ஆமா ஆமா வாங்க இப்ப அமெரிக்கால என்ன கான்செப்ட்னா பிசிக்ஸ் எடுத்துங்களேன் எனக்கு பிசிக்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அவன் அப்படி சொல்ல மாட்டான் எனக்கு லைட்ட பத்தி தெரியும் அவனுக்கு லைட்ட பத்தி எல்லாமே தெரியும் அவ்வளவு ஸ்பெசிஃபைடா இருக்காங்க அதுதான் வந்து மாத்துமே தவிர ஒரு எல்லாம் படிச்சு எல்லாம் பிசிக்ஸ் ஃபுல்லா படிச்சு செய்யப்படுது இந்த பாரு அண்ணே மருந்து வித்து தெரியுறியா அவங்க என்ன பிசிக்ஸை படிச்சாலும் எனக்கு டிக்கி வரைக்கும் தெரில நான் படிச்ச பிசிக்ஸுக்கு அந்த கேமராக்கு லைட் வச்சுக்க தெரியுறேன் அதாவது அதாவது சங்கர் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு எஜுகேஷன் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு இந்த விஷயத்த பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் எஜுகேஷனுங்கிறது வந்து நாலேஜா மார்க்கா ஃபியூச்சரா எஜுகேஷனுங்கிறது நாலேஜ் மட்டும்தான் ஃப்யூச்சர் கிடையாது ஆனால் நம்ம அதை மார்க்காக வச்சுருக்கோம் அதை ஃப்யூச்சரை நோக்கி நகர்த்துறோம் இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை சரியா சரி நான் அந்த ரிவ்யூவை முடிச்சுட்டு வரேன் ஸோ இப்போ வந்தியா பற்றி என்ன என்ன கடைசியாக என்ன சொல்கிறேன் கடைசியானா ஒவ்வொரு எல்லாருமே பார்க்கணும் இந்த படம் சிறப்பு சிறப்பு எல்லாருமே பார்க்கணும் என்னடான்னு பார்க்காம அவங்க அதாவது நல்ல கீனா வாட்ச் பண்ணோம்னா அவங்க அது என்டர்டைன்மெண்ட் தாண்டி நம்மள வந்து அவங்க கூட்டு போவாங்க அந்த உலகத்துல வாங்குறாங்க ஆமா ஆமா ஆமா நம்ம நானும் டிராவல் பண்ணி கிடந்தேன் உள்ள கடந்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டு கிடந்தேன் அது அப்படி போகும்போது நம்மள அறியாம ஒரு இடத்துல சிரிப்பு வரும் சில இடத்துல அப்படி கண்ணீர் வர மாதிரியான ஃபீல் இருக்கும் ஆமா ஆமா ஆமா ஆமா அது வந்து அந்த உலகத்திலேயே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு நம்மளை விட்டுருவாங்க இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சதுக்கு காரணமே அவங்க கேமரா ஹேண்ட்லிங் தான் ஹேண்டில்டு ஹேண்டில்டு ஷார்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹேண்டில் ஷார்ட்ஸ் அதனால நம்ம ஆக்சுவலா நம்ம உள்ள கதைக்குள்ள ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு நம்மள கம்ப்ளீட்டா ஒரு ஆமா ஒரு ரைடு கூட்டு போன மாதிரி சுத்திட்டு இறங்கியப்பா அப்படின்னு ஹைலைட்டே அந்த டாட்டா வந்து கடைசியில எனக்கு எழுத முடிக்கவே தெரியாது அப்படிங்க மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னவா தோணுச்சுன்னா சில பேரு அப்படியே கதையை சுட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த படம் பார்த்துட்டான் அவனுக்கு அது பிடிச்சி போச்சு அதை எப்படியாவது எடுத்துடணும் கான்செப்ட்ல இதான் என் அந்த மைண்ட் செட் அதெல்லாம் ஃபுல் ஃபன்னா இருக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உண்மையே நல்ல படத்தை எனக்கு கொடுத்த நன்றி நன்றிகள் அது கிட்டத்தட்ட வந்து அந்த போட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து மிரளுவாங்க ஆமா ஆமா கைய அவனை வச்சு அப்படியே பெரிய ஆள் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் கல்யாணத்துல கிளப்பியா அதான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதான் நான் இப்ப உன்ட்ட கேக்கணும்னு நினைச்சேன் இந்த படத்தை நீ கமர்ஷியல் ஃபிலிமா பாக்குறியா ஆர்டிஸ்டிக் ஃபிலிமா பாக்குறியா இது வந்து எப்படி சொல்றது கமர்ஷியல் கமர்ஷியலான இல்ல இல்ல இது வந்து ஆர்டிஸ்டிக்கா தான் எடுத்தான் எடுத்திருக்கிறது வந்து ஆர்டிஸ்டிக் தான் ஆனா நமக்கு பாட்டு என்னமோ கமர்ஷியல் கமர்ஷியலுக்கு லைட்டா அங்க அங்கங்க சேர்த்திருக்க மாதிரி இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா ஆமா அவன் உள்ள காமிச்சிட்டு இருப்பாங்க இது பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் <laughs> இந்த மாதிரி அடிக்கடி ஆனா ஆனா நான் அதை எப்படி பாக்குறேன்னா அவங்கள ஓட்டுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு ஓட்டுறாங்கன்னு தோணுதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா எவனா இருந்தாலும் முதல்ல படம் எடுத்த உடனே அப்படிதான் அந்த அந்த லெவலுக்கு தான் எதிர்பார்ப்பான் முதல்ல வரைக்கும் சினிமா அவனுக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்ல அவங்களுக்கு அவன் எடுக்கிறான் ஒரு படம் எடுக்கிறான்னா அவன் அப்படிதான் திங்க் பண்ணுவான் ரஜினிகாந்த் மாதிரி அவனோட சூப்பர் ஸ்டார் மாதிரி வரணும்டா அப்படிதான் இவங்களுக்கு முதல் திங்கிங்கே இருக்கும் கரெக்ட் நல்ல சினிமா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தானே எடுக்கிறான் அப்படின்னா அவன் யோசனை வேற மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும் அந்த டைரக்டரோட அப்ரோச் வந்து அந்த கதை நல்ல ஒரு படம் எடுக்கணும்னு எடுக்கிறான் அந்த இவங்களோடது வந்து ஒரு படிக்காதவங்க அது மீன் படிக்காதவங்கன்னா சினிமா பத்தி படிக்காதவங்க சினிமா என்னன்றது தெளிவா தெரியாத ஆட்கள் தெரியாத ஆட்கள் இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் என்ன அவன் பார்த்த சினிமா தான் அப்படிங்கும் போது அவங்கள தான் அவங்க பிரேக் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க இருக்காங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் நல்ல அதனால நல்லா ரசிச்சு ருசிச்சு பாத்திருக்கே ஆமா சரியா சரி ஒரு படம் சிறப்பு சிறப்பு நான் அந்த ரிவியூ முடிச்சிட்டு வரேன் சரி okay okay okay bye bye bye பார்த்தீங்களா எப்படி சொன்னது கரெக்டாக வந்துருச்சா ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் அந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதை வந்து இன்டெப்த்தாக நீங்கள் யோசித்து பார்க்குறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் ஸோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் ஸோ டெலகிராம் லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த படத்துடைய லிங்க்கை உள்ளே போட்டு வச்சிருக்கலாம் போட்டு வச்சிடலாம் ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பற்பல வணக்கங்கள் பற்பலை